அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிசார குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி மற்றும் மகர லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாங்க முதல்ல அதிசார குரு பயிற்சினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க குரு பயிற்சினா வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து பயிற்சி ஆவார் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து தனுசு வீட்டை இருக்கக்கூடிய குரு பகவான் மகர வீட்டுக்கு வந்தாரு இப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் தான் வந்து மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவாரு இப்போ அதுக்கு முன்பே பலன் வந்து இப்போ அதிசாரமாக கொடுக்குறாரு அதிசாரம்னா முன்னோக்கி செல்றது அந்த முன்னோக்கி வந்து கும்ப வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு நாள் இருக்க போறாருங்க டிராவல் பண்ண போறாரு இந்த ஒரு ஆறு மாத காலம் வந்து எப்படி இருக்கு மகர ராசிக்கு அப்படின்றத பாக்கலாங்க இது எப்ப பயிற்சி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிசாரமா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி சாரி ஐந்தாம் தேதி நள்ளிரவு உங்களுக்கு பயிற்சி ஆகுதுங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி தான் வந்து உங்களுக்கு முடிவடையுது பின்னோக்கி வராது வக்ரகதியில பின்னோக்கி வந்து மகரத்தில் வந்து உட்காருவார் குரு தன் வீட்டிலே நீச்ச வீட்டிலே வந்து உட்காருவாரு இப்போ இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க மிகப்பெரிய ஒரு ராசி மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாங்க மகர ராசிக்கு எப்படிங்க ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஜென்ம சனியா இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே நீங்க சொல்லுவீங்க கரெக்டு தாங்க அதில் சில பேருக்கு தான் தசா புத்தி அமைப்பு மாறும் அந்த கர்ம வினையை கொடுக்கறதே சனி பகவான் தான் எதனால் இப்படி இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஏழரை சனினால ஜென்ம சனி அதாவது நம்ம மகர வீட்டிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உடல் ரீதியான பாதிப்பு பிரச்சனைகள் எல்லாமே வரும் அவங்கவுங்க கர்ம வினைப்படி என்ன அனுபவிக்கணுமோ கண்டிப்பாக இதை வந்து அனுபவிப்பீங்க சனி பகவான் அவங்க வீட்டுக்கு வரும்போது இப்போ குரு பகவான் தன் வீட்டில இருந்து நகர்ந்து இரண்டாம் இட தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு குரு பகவான் இப்போ மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அந்த வீட்டுக்கு வந்து குரு பகவான் வரதுனால செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு மிகப்பெரிய உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்ன்றது இந்த ஆறு மாத காலம் தாங்க இப்போ ஏழரை செல்ல தான் நிறைய பேர் பெரிய ஆட்களாக ஆயிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்சிருக்காங்க இந்த ஏழரை செல்ல தான் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட திருமணம் நடக்குது அதில் கட்டாயம் வந்து சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க இதில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இப்போ நான் சொல்கிற விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜனனகாத ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கணுங்க அதில் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு என்ன அந்தரம் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க லக்கணம் எப்படி இருக்கு லக்கணாதிபதி எப்படி இருக்காரு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு லாபஸ்தானம் எப்படி இருக்கு பாகிஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்கள் கொடுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அதுல சுபர்கள் பார்வைகள் இருக்கா அசுபர்களுடைய பார்வை இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் கணிச்சாதான் உங்களுடைய பர்சனல் ஜாதகம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கோச்சார பலன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும் ப்ளஸ் கோச்சார பலனையும் பார்க்கணும் இதை பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும் அதே தான் நான் சொல்கிறேன் மகர ராசிக்காரங்களும் இதை பாருங்கள் மகர லக்னக்காரங்களும் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இதே மாதிரி கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கூட கொடுக்குங்க ஏன்னா மகர வீட்டில் தன் சொந்த வீட்டில் வந்து சனி பகவான் உட்காந்துருக்கனால கொடுத்துட்டு தான் போவார் மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து கொடுத்துட்டு போவார் அதே மாதிரி குரு பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அதிசாரமாக அப்போ மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாங்க இந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் வரும் அதே மாதிரி உங்கள் ஜாதகப்படி இதே அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கிளிக் ஆகி நல்லா வரத்துக்கா சான்சஸ் இருக்குது உங்கள் அந்தரம் என்ன குரு சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கா சுபர்கள் பார்வைகள் இருக்கா அப்படின்னு நம்ம ஜாதகப்படியும் நம்ம பார்க்கணும் இப்போ குரு பகவானுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ டைரக்டா ஐந்தாம் பார்வையாக வந்து மகர வீட்டிலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ கடன் பிரச்சனைகள் இருந்தால் படிப்படியாக அந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் இந்த ஆறு மாத காலத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கடனை அடைச்சிட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் பிரச்சனை நோய் நொடி அதாவது டிசீஸ் ஒரு ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஹெட் ஏக் வருது பேக் பெயின் ஸ்டொமக் பெயின் நீ பெயின் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிருங்க இந்த ஆறு மாத காலத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றுலா நீங்கள் போயிட்டு வருவீங்க அதாவது ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வருவீங்க நீங்கள் அடுத்தது ஏழாம் பார்வையா மகர வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடன்றது என்ன கணவன் மனைவி ஒற்றுமை ஆயுள் ஸ்தானம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் பலம் மனபலம் கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் மகர ராசி மற்றும் மக மகர லக்னக்காரங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் டைரெக்டாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மனைவி அல்லது கணவருக்கு உடல்நிலை பாதிக்கும் இந்த டைமில் நீங்கள் மெடிசன் செலவு கண்டிப்பாக எடுத்தாகணும் ஒரு காலகட்டம் இது உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் மனைவிக்கும் வரும் ஏன்னா சனி பகவான் டைரெக்டாக ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க இல்லைங்களா ஆனால் வீட்டில் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான சங்கடங்கள் கண்டிப்பாக வந்து இருக்குங்க அப்பப்போ வந்து போகும் இந்த குரு பகவான் மாறது மூலியமா இதெல்லாம் சரி செய்வார் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது ஒன்பதாம் பார்வையா மகர வீட்டிலேருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ மிகப்பெரிய ஒரு யோகங்க மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இருக்குது அப்போ தொழில் ஸ்தானம் வலுப்பெறுது அப்போ தொழில் மாற்றங்கள் தொழில் தொழிலோட இடம் மாற்றம் உங்களுக்கு இது வரைக்கும் ஜாப் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணணும் கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க முயற்சி செய்யுங்க ஏன்னா பத்தாம் இடத்த டைரக்டா குரு பார்க்குறாரு அதனால் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு யார் ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கோச்சார பலன் தான் சொல்கிறேன் உங்கள் ஜாதகப்படியும் நம்ம என்னன்னு பார்க்கணுங்க பார்த்தா தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஏன்னா குரு பகவானை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஜாபுக்கு சூரிய பகவான் எப்படி இருக்காரு உங்கள் ஜாதத்துல லக்கணம் எங்கே இருக்குது பத்து குடைவன் எங்கே இருக்கா அப்படி அங்கே என்னென்ன கிரகங்கள் பார்வையிடுது அது என்னென்ன சாரம் வாங்கியிருக்கு இந்த மாதிரி டீட்டெயில டெப்தா பார்த்தா மட்டும்தான் உங்கள் ஜாதத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம இதை சொல்ல முடியும் இதனால கோச்சார பலன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் அதனாலதான் தான் உங்களுக்கு நான் இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆறு மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் செய்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகுங்க கண்டிப்பாக படிப்பு விஷயமாகட்டும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விஷயமாகட்டும் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் என்னோட இன்வால்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எஃபோர்ட் போட்டு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வீட்டில் உட்காந்துட்டு சும்மா நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது இயல் ரொம்ப அது முடியாத காரியம் அது டெஃபினட்டாக நடக்காது ஒரு முயற்சின்றதை நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் முன்னாடி எடுத்து வைக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு விஷயமா அது வந்து உருமாறும் அதனால தான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் ஹெல்த் விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு இந்த ஆறு மாத காலங்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் காத்துட்ருக்குங்க மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த டைம்னு வச்சுக்கோங்க ஏன்னா கடன் பிரச்சனை முக்கால்வாசி அது தீர்ந்ததுனாவே உங்களுக்கு பேர்டன் வந்து கம்மியாயிடும் அடுத்தது நீங்கள் பணம் சேர்த்துறது எல்லாமே சேவிங்ஸ் தான் பணமாக சேர்த்தாத ஜுவல்ஸ் வாங்கிடுங்க ஏன்னா இப்போ வந்து டை இதுக்கப்புறம் கண்டிப்பாக நகை விலைலாம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ இருந்தே கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் வாங்கி வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வெள்ளியாக கூட வாங்கலாம் நீங்கள் சில்வராக வாங்கலாம் இல்லை கோல்டாக வாங்கிக்கலாம் இல்லை பணம் சேர்க்கறதுனால டெபாசிட் பண்ணி சேர்த்துங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு கண்டிப்பாக வந்து எடுத்து வைங்க தவறில்லை இந்த டைம் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட வேணாம் நீங்கள் சேவிங்ஸ்க்கான டைம்னு நினச்சிக்கோங்க இந்த டைம் உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையும் சந்தோஷம் ஏற்படும் அப்புறம் நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய காலகட்டம் இது இப்போ ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக போவீங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வாங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பீங்க அது இந்த டைம் வந்து ரைட் டைம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க குலதெய்வத்தை மறந்துடாதீங்க குலதெய்வத்தை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வரலாம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமியில் நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு அந்த உங்களோட தொழில் வந்து இன்னும் மேன்மையை கொடுக்கும் அதனால் அதை மறக்க தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வச்சு சொல்லிட்டேன் மகர வீட்டிலே சனி பகவான் இருக்கிறதுனால ஏழாம் இடத்த கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் மனைவிக்கும் இல்லை கணவருக்கோ பிரச்சனைகள் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லிட்டேன் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் குறையும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் இந்த விஷயம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுமா என்னன்னு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர லக்கணக்காரங்க ரொம்ப ஏழ்மையிலையும் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராகவும் இருக்காங்க எப்படிங்க ரெண்டு பேருக்கும் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு என்னை கேட்கலாம் கண்டிப்பாக கேளுங்க அவங்களுக்கு உண்டான கர்மா அவங்க அனுபவிக்கிறாங்க கீழ்மட்டத்தில் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கர்மா இருக்கும் குடும்பத்தில் பாதிப்பு சிக்கல்கள் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுப்பார் கடவுள் அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த கோடீஸ்வர யோகன்றது லட்சாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் இருக்குங்க அது எந்த விதமான மாற்றமும் இல்லை அன்றாட சம்பாதிக்கிறாங்க பாருங்க கூலி வேலைக்கு போறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கோம் அப்படின்றதான் என்னோட கருத்து நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க நல்லா சேவிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பண சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால எல்லாருமே நம்ம கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை இருந்தாலும் அன்றாட சம்பாதிக்கிறாங்க கூலி வேலை செய்கிறாங்க அன்னன்னைக்கு சாப்பிட்றாங்க வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க கண்டிப்பாக வருவீங்க ஆனால் நிதானமாக பொறுமையாக ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது சேவிங்ஸ் அதுதான் கருமாங்க எப்படி மேடம் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்கள் வந்து கோடீஸ்வரராக இருக்காங்க கீழாக இருக்காங்கன்னா கீழே ரொம்ப அன்றாட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஜனனகால ஜாதக பொறுத்து தான் அந்த கர்மா போய் அங்கே தான் மாட்டுதுங்க நம்ம பிறக்கும் போதே நம்ம கர்மா நம்ம கூடவே தான் வருது அந்த கர்ம வினைப்படி தான் இந்த அப்பா அம்மா கிட்ட நம்ம பிறக்கிறோம் இந்த குடும்ப சூழ்நிலை மாறுது பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி ஏழைகளுக்கு ஒரு மாதிரி அது எதனாலனா அவங்கவுங்க கர்ம வினைப்படி தான் இது மாறுதுங்க எதனால நீங்கள் கேட்கலாம் அதனால இந்த கருத்தை நான் சொல்கிறேன் கர்மா வந்து நம்மளை விடாது நம்ம கூடவே தான் இருக்கும் இறப்பு வரைக்கும் நம்ம கூட இருக்குங்க அதனால தான் தான தர்மம் நிறைய செய்யுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த கர்மா வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாவது குறையும் அதனால தான் வந்து உதவி செய்யுங்க உங்களால் என்ன முடியுதோ அந்த உதவி நீங்கள் செஞ்சால் போதுமானது அன்னதானம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அந்த தானங்கள் நீங்கள் கொடுத்தா சிறப்பு தான் கோதானம் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சூழ்நிலோ அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்